நான் நிறைய லெசன்ஸ் கவனிக்கலனாலும் நிறைய இப்போ ஜூம் மீட்டிங் வரல டேரெக்டாக நீங்கள் செமினார் கூட நான் வரல இருந்தாலும் நான் என் வேலையை ரெண்டு வருஷம் ஏமாத்திட்டு நான் ஒரு லட்ச ரூபா கடனை வந்து ஒரு மனுஷன் தாங்கணும்னாலே அதுக்கு ஒரு இது இதுக்கு நம்ம கடன் அடிக்கிறது இல்லை சம்மந்தம் வேற யோசிக்கலாம் இவரு இவரு இவரு இருக்குன்னு சொல்லல அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னால ஒன்றும் பண்ணவே யோசிக்கவே முடியல நாளைக்கு வேலை வெட்ட வெடக்குது கை காலெல்லாம் அந்த நேரத்தில் எடுக்காம விட்டு அதே அதே மாதிரி எனக்கு இன்னொன்னு வச்சிடலாம் ஒரே மென்டர் தான் லைஃப்பில் தமிழ்ல வச்சு ஓட்டிட்டான் அதான் பிரச்சனை எதுக்கு நான் செஞ்சேன்னா நம்ம அப்பா எப்படி செய்யறாருன்னு நம்ம புள்ள பார்த்து கத்துக்கிட்டு ஃபியூச்சர்ல அவன் செய்வான் அந்த கதையில முன்னாடி போயிட்டீங்க நீங்க ரொம்ப முக்கியமான ஸ்டூடெண்ட் யாரு எல்லாரும் இங்க வந்து சொல்லுது எங்க எங்க மாதிரி பறைஞ்சது எல்லாரும் இப்படி மாதிரி செஞ்சுட்டு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நான் சொல்றேன் முதல்ல தப்பு பண்ணீங்க அது துணிச்சலமான வரல அதுக்கு இது செந்தில் ஒருத்தங்க அந்த மாதிரி செந்தில் மாதிரி எடுத்துக்கிட்டதும் அதை படிக்கிறது தான் நடக்கும் அப்படின்னு அது எல்லாருக்கும் புரியாது அது அதான் நான் நான் நிறைய லெசன்ஸ் கவனிக்கலனாலும் நிறைய பேர் ஜூம் மீட்டிங் வரல கரெக்டாக நீங்கள் செமினார் கூட நான் வரல இருந்தாலும் நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு உங்கள் விஷயங்கள் நிறைய உள் வாங்கிட்டேன்றது எனக்கு பயங்கரமான இப்போ எனக்கு போதா குறைக்கு நான் எங்கேயாச்சும் வந்து அட்டன் பண்ணால் வரலாம் போகலாம் மற்றபடி நான் படித்த விஷயத்துல எனக்கு டைம் சரியாக இருக்கும் படித்த விஷயங்களை போய் நான் செயல்படுறதுனால நிறைய சரியாக இருக்கும் அப்படின்றது தான் ஏன்னா என் அளவுக்கு படிச்சிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட என் வேலையை ரெண்டு வருஷம் ஏமாத்திட்டு நான் படிப்பேன் ஒரு கோர்ஸை ஆள் தான் அங்கே உட்காந்துருப்பேன் அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் வேலை பார்ப்பேன் நான் சூப்பர்வைசர் எனக்கு கீழே ஒரு ஏழு பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் வேலை அசைன் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கொட்டாயில் உட்காந்துருப்பேன் இந்த கொட்டை உங்களுக்கு காட்டியிருக்கேன் கொட்டாயில் உட்காந்துருப்பேன் ஃபுல்லாக உங்களுக்கு லெசன் தான் ஓடிட்டு அவ்வளோ நியர்லி ரெண்டு வருஷம் அவ்வளோ இறக்கிட்டேன் அப்போ இதுக்கு முதல்ல வாழ்வோம் கற்றுக்கிட்டதை முதல்ல வாழ்வோம் அதுக்கு அது வந்து ரெண்டாவது வந்துட்டு எல்லாரும் படிக்கிற லெசன் கிடையாது செந்தில் எனக்கு தனியாக ஒரு ட்ராக் ஓடிட்டே இருக்கும் அதுதான் நான் வரும்போது சொன்னேன் ஒரு எதுக்கு லெசன் கிடையாது புக் கிடையாது ஒரு கேள்வி கேட்பாங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் அடங்கிடும் அது ஸ்பெஷல் அது ஸ்பெஷலாக அது செந்திலுக்கு ரிப்ளை இருக்கும் என்னோட ரிப்ளை அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்காது எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன் இந்த மாதிரி இருக்குது அவர்கிட்ட அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் எகைன் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அந்த மைண்டை உடைச்சது இல்லையா அதுவும் இல்லாமல் அந்த அந்த அறுபது லட்ச ரூபா கடனை வந்து ஒரு மனுஷன் தாங்கணும்னாலே அதுக்கு ஒரு இது வேணும் இப்போ நீங்கள் ஆ அந்த நேரத்தில் என் கூட நீங்கள் சொல்ல முடியாதுன்னா என் நிலமை வேறு மாதிரி கூட முடியாது எப்படி ஏன்னா நிறைய பேர் தோண்டு போகிறது பிரச்சனை அப்போ நானும் தோண்டது உண்மை இருந்தாலும் உங்களுக்கு சேர்ந்து தான் ஜெயிச்சிடலாம் நம்பிக்கையில் தான் வண்டி வச்சேன் அது கூட அவர் சொன்னார் ஒரு வார்த்தை நீங்கள் வந்து இன்னைக்கு கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஒரு ரூபா மட்டும் கொடுங்கன்னு சொன்னீங்களா அப்படின்னு பண்ணி எல்லா பிரச்சனையும் பண்ணி வெளில வாங்க அப்போ அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல வேற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஞாபகம் எனக்கு வர மாட்டேங்க சொன்ன டேட்ல சொன்ன டயத்துல அது ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் கொடுத்த ஒரே தவறுனா நான் முன்ன ஆகும் ஆனால் இங்கே வந்து விண்ணப்பம் ஆகவே ஆகாது எனக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சுன்னா இந்த ஒன்றரை லட்சம்லாம் தெரியும் ஆஃபீஸ் ஒன்றரை லட்சம் இல்லைன்னு சொல்ல எனக்கு என்னன்னு ஆல்ரெடி நான் அறுபது லட்ச ரூபா கடங்காரன் அதை உடைக்கிறது இந்த ஒன்றரை லட்ச ரூபா பெரிய விஷயம் இல்லை ஓடுற ஆஃபீஸ் அவர் தான் நம்மளை வந்து தினைக்கும் தினைக்கும் ஆடியோ வீடியோ மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குமாப்ல அந்த வண்டியை போய் நம்ம யூஸ் பண்ணி பீச் இருக்குல்ல இப்போ இப்போ ஃபுல் நல்ல வீடியோ பார்த்துருக்காரு எல்லாத்தையும் பார்த்துருக்காரு நான் கொண்டு அங்கே இதில் வண்டி நிறுத்துறோம் பீச்சில் பீச்சில் நிறுத்திட்டு இதான் வேலை அது ஒரு பக்கம் ஓடும் ஏய் இதுக்கும் நம்ம கடன் அடிக்கிறது இல்லை சம்மந்தம் வேற யோசிப்பேன் என்னடா இவ்வளோ லெசன் நம்ம கடன் அடைக்கிறதுக்கு இவர் இன்னும் நிறைய லெசனை கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு வழி சொல்லாம இதே போய் சாதாரணமாக ஒரு வாரத்துலேயே சொல்லிடலாமே இதை இப்படி செய்ப்பா அப்படி செய்ப்பா இப்படி அடைச்சிடலாம்ப்பான்னு சொல்லிடலாமே அதை விட்டுட்டு லெசன் ஆயிரத்தெட்டு லெசன் வருதுன்னு நான் யோசிப்பேன் ஆனால் அந்த ஒரு ஒரு லெசன் கடந்தது என் வருஷமும் போயிடுச்சு மாப்பிள்ள நேர்லேயே அந்த நீங்கள் சொல்லிவிட்டீங்க அண்ணனுக்கு கீழே ஸ்டூடெண்டாக இருக்கணும்னா ரொம்ப எல்லாம் இருந்துட முடியாது மட்டும்தான் இல்லைன்னா இல்லைன்னா சும்மா மற்ற மாதிரி கதை கெட்டு அங்கேயே உட்காந்துருக்கிறது அது ஆகுது அந்த வருஷம் இல்லை இல்லை எவ்வளோ மூமெண்ட் என்னென்ன கஷ்டம் எனக்கு எனக்கு எனக்கு இன்னும் பயங்கரமான ஞாபகம் இருக்குது என்ன தெரியுமா <laughs> இவரே ஒரு கோர்ஸுக்கு போயிருந்தாரு அங்கே இவருக்கு டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் என் மெசேஜை கண்டா உடனே பதிஞ்சு செந்தில பயப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் இது செய்யாதுன்னு சொல்ல மாட்டேன் நல்லா இல்ல இல்ல அவர் வந்து இப்படிதான் எப்பா இது செஞ்சா இந்த ரிசல்ட் இது செஞ்சா இந்த ரிசல்ட் நான் இருந்தா இப்படி செய்வேன் நீ எப்படி செய்வேன் அது அது மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையா சம வந்து கடவுள் இவரு இவரு இவரு இருக்குன்னு சொல்லல அவரு நான் தேடிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு உண்மையிலுமே அந்த அந்த அறுபது லட்ச ரூபாய் கடனை கண்டு அது என்ன தெரியுமா என்ன தெரியுமா என்ன தெரியுமா ஆயிடுச்சு இவருக்கு நாங்கள் சிங்கப்பூர் டைம் நாலு மணிக்கு அடிக்கிறேன் ஃபோனு ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னால் ஒன்றும் பண்ணணும் யோசிக்கவே முடியல நாளைக்கு வேலை வெட்ட வடக்குது கை காலெலாம் அந்த அதுக்கு முந்தின நைட்டு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் கூட நம்பல எப்படி வந்து அதான் எவனும் நம்ப எவனும் எங்கள் வீட்லயே நம்பலையா ஏன் அறுபது லட்ச ரூபா ஏன் கடன் வாங்கினா அப்படிதான் அதுல இருக்கு அது இருக்கு இல்லை இல்லை அது கூட அவங்க வேணா நம்ம சொல்லுவோம் அது வேற அது நம்ப மாட்டாங்க என் வீட்லேயும் நம்பல என் வீட்லேயுமே நான் சொல்லிக்கல கொஞ்சம் கடா கொஞ்சம் கடா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்தையும் பயத்தை உண்டாக்கி அவங்க நிம்மதி கெடுத்து ஏன் அந்த நலி நம்மளோட பார்த்துக்கணும் ஆனால் எனக்கு அது அதை முடிச்சுட்டு வந்தப்போ எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை தெரியுமா ஆனால் அந்த ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷம் என் உயிர் வர்றது காரணமே அண்ணனோட அந்த வீடியோ ஆடியோ வாட்ஸ்அப் மெசேஜ் அதுலேயே சுவாசம் எனக்கு அடுத்த மாதம் அடைச்சிடலாண்டா அடுத்த மாதம் அடைச்சிடலாண்டா அப்படி அப்படியே சிறுக சிறுக இவர் வந்து லைட்டாக அப்படி ஒரு ஒரு ஒரு சாம்பிள் சொல்ல ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க அதை நான் பெருசு படிக்கலாம் இதை செஞ்சு அப்படி வரும்னா நாலு பேர்த்த சொன்னாரா நாற்பது பேர் போய் பார்த்து பார்த்து அவன் வந்து காசை வாங்கி வேற எதுவும் யூஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்து இங்கே போட்டு அப்பயே அப்போ ஆனால் நீ என்றைக்கு நான் தோய்களை விட மாட்டேன் எப்பயுமே பாசிட்டிவாக சொல்லலாம் இதை செஞ்சேன் இது ரிசல்ட் வந்துருச்சு நான் அப்படின்னு சொல்லலாம் அவரையும் வந்து நான் எங்கேயும் அப்செட் ஆக்குனதே இல்லை ஆனால் ஞாபகம் வந்து அவரை நான் அப்செட் ஆக்குனதே கிடையாது சொல்லுவாரு அதை கண்டிப்பா செஞ்சிருவேன் அதுவும் ஹெல்த் ஹெல்த் அது அதுவும் நீங்க கரெக்டா பண்ணீங்க அது மாதிரி இல்ல அப்பெல்லாம் ஒண்ணுண்ணே எனக்கு உண்மையுமே யோசிச்சேன் நம்ம கராண்டிக்கு வந்து இவரெல்லாம் ஹெல்த் எல்லாம் பெரிய நிறைய இருக்கு அப்புறம் அப்புறம் தான் தெரியும் ஏ அப்புறம் தான் அது நீ கடல்ல இருக்கவனுக்கு எதுக்குடா சொல்றது அப்படிதான் இருக்கும் என்ன பண்ணிட்டாரு அதை இவர் ஹோல் லெசனை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார் நீ இதுலேருந்து வர தம்பி அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன் இடையில நம்ம கடன் இருக்கிறோம் அரசியல் பற்றி பேசுவோம் அரசியல் பற்றி பேசுவோம் நாலு வரைக்கும் ஃபோன் பண்ணி அது என்ன கதை சொல்லுங்க அதான் என்ன என்ன அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு பெரிய அமௌண்ட் லாஸ் ஆகும் ஆனால் இடம் எடுத்து ஆரம்பிச்சா நைட்டு முழுவதும் தூங்கல தூங்கல இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா இப்போ வீடியோ யூடியூப்ல நான் பார்க்க ஆரம்பிச்சேன் இதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க யாராவது சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாம் இருக்காங்க மென்டர் இருக்காங்க பிஸ்னஸ் கோச் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஆனால் நம்மளோட ஸ்லாங்க்கு ஏற்று நம்மளை வந்து உடனே சீக்கிருவார் அப்படின்னு நானாக கணிச்சு பார்த்தேன் தான் இவர் நானும் இன்னொருத்தர் ஒருத்தர் ட்ரை பண்ணேன் அவர் வந்து அவர் அவர்கிட்ட நான் ரெண்டு மூணு மெசேஜ் போட்டோடனே அவர் எப்படி நினச்சிக்கிட்டாருன்னா அவர்கிட்ட நான் காசு கட்டணும் மாதிரி அவர் நினச்சி அவர் வந்து நான் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு கட்டத்தில் டக்குன்னு நிறுத்திட்டேன் நான் இப்போ கேள்வி கேட்டாலும் ஒரு பதில் சொல்லாமல் அப்படியே விலக ஆரம்பித்தார் சரி இவர்கிட்ட நம்ம காசு கட்டணும்னு நினைக்கிறாரோன்னு பண்ணிட்டு விட்டுட்டேன் அப்புறம் தான் அண்ணன் சொன்னோன்னே இவர் வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு அப்புறம் நாலு மணிக்கு மாப்பிள்ள தூக்கம் இல்லைன்னு நாலு மணிக்கு சரி இவரை விட்டால் வேறு வழி இல்லை போட்டு பார்ப்போம் பாட போடும் என்ன நடக்குதுன்னு அடித்தேன் நாலு மணிக்கு அடித்தேன் அடித்தது நிமிஷம் அடித்தேன் பதட்டத்தில் தான் பேசினேன் இந்த மாதிரி நான் வீடியோ பார்த்துருக்கேன் நான் அதில் ஒரே ஒரு கேப்பு அந்த கம்பெனிக்கு பாருங்க அந் அன்னைக்கு நான் படிச்சது வழி நான் அந்த ஒரு பாய் வச்சுட்டு படுத்துட்டு இப்படி கையை எழுதி பார்த்துட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு அந்த கதை ஆரம்பிக்கிறது இதே மொட்டைவாடியில் <laughs> அப்போ வந்து நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணேன் உடனே எடுத்துட்டார் மூணு காலம் அடிக்கல ஒரே காலில் இருந்து யாருங்க எங்கே இருக்குது என்ன வேணும் நான் நான் செய்ய முடியும்னு செஞ்சு சரி சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரினா பெரிய ஒரு கடனாளி இருக்குன்னா நேற்று நைட்டு பெரிய அமௌண்ட் காசு ஆகிடுச்சுன்னா என்ன செஞ்சேன் யோசிக்கணும்ல கைகள் அப்புறம் சரி நாளைக்கு வந்து எத்தனை மணிக்கு நான் உங்களுக்கு கரெக்டாக எடுக்கணும் அப்பாயின்மெண்ட் நம்ம என்ன பண்ண சொல்லல அவராக சொல்லியிருந்தாரு சரி நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து நான் இந்த நேரத்துக்கு உங்களுக்கு நான் ஃபோன் எடுப்பேன் அந்த நேரத்துக்கு கரெக்டாக பிக்கப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் போடுவேன் உங்களை பற்றி நான் கிடப்பேன் எல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்லணும் அதுக்கப்புறம் உங்களை நான் எடுக்கிறதா என்னன்னு முடிவு பண்ணுறேன் அப்புறம் அதேமாரி எடுத்தார் இவருக்காக நான் என்ன பண்ணிட்டேன் கார் பார்க்கில் போய் தனியாக உட்காந்துட்டேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அவாய்ட் பண்ணிட்டு ஏன்னா அந்த நேரத்தில் எடுக்காம விட்டு இவர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணி விட்டாருன்னா அதான் கரெக்டாக போய் கரெக்டாக அந்த அந்த பண்ணிடுறான் கண்டிப்பாக இப்போ இப்போ இருக்கிறதுனால சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக கரெக்டாக எட்டரை மணிக்கு அடிச்சிட்றான் நம்ம செகண்ட் இது நிமிஷம் எட்டரை கப்புன்னு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஆகிட்டோம் ஃபேமிலியை பற்றி ஊரை பற்றி நான் சிங்கப்பூர் போன வரலாறு எல்லாம் பண்ணி எப்படி எப்படி என்ன ஆச்சு எல்லா வேலையும் சொன்னாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னோடய லெசன்ஸ்லாம் ஹெவியாக இருக்கும் நான் சொல்கிறதெல்லாம் உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சுன்னா ஹாப்பி இல்லைன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் சொல்கிறத செய்கிற மாதிரி தான் உள்ளார இருக்கும் செய் செஞ்சிடணும் அறுபது லட்சம் ஈஸியாக முடிஞ்சிடலாம் ஆனால் சொல்கிறத செய்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதாக இருந்தாலும் செய்கிறா எப்படியா காப்பாற்றுங்க அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்காக ஒன்று ஆமாம் ஒரு லட்சம் ரூபா அப்புறம் வந்து சொன்னார் நான் வந்து நான் ட்ரைனிங் பெரிய பெரிய ஆளுக்கு பண்ணுறப்ப என்னுடைய ட்ரைனிங் ஃபீஸ் வந்து உன்னால் கட்ட முடியாது நார்மல் பீப்புளுக்கு ஒன்றரை லட்சம் அப்படின்னா முடியுமா அப்படின்னு கட்டுவானே அப்படின்னு அப்புறமா திரும்பி யோசிக்கிறப்ப அவராக சொல்லிட்டாரு ஏன்னாப்பா நீ ஆல்ரெடி இருக்கிற முடிச்சு விட்டு மொத்தத்தையும் விடு அப்படின்ட்டு நீ வந்து ஒரு ரூபா கட்டி நீ ஜாயின் பண்ணிக்கிற உனக்கு வந்து எவனுக்கு இந்த ஆஃபர் இல்லை உனக்கு வந்து ஒரு ரூபா இன்னைக்கு வரைக்கும் யார் இது எல்லாரும் இருக்காங்க இங்கே எல்லா இந்த பின்னாடி ஒரு ஆள் இருக்கிற எல்லாரும் அந்த கோர்ஸ் போனேன் இந்த கோர்ஸ் போனேன் என்ன தெரியுமா நம்ம செந்தில்குமாரோட மென்டார் நீங்கன்னா குமார் என் லீடர் நீங்களும் என் மென்டார் தான் இருந்தாலும் எனக்கு ஒரே மென்டார் தான் லைஃப் ஒரே தான் யார் வேணாலும் அது ஓகே அது மாதிரி ஆக்கி ஆனால் நீங்கள் சுற்றிலாம் நீங்கள் இருந்தால் பண்ணலாம் பண்ண வெரி வெரி இன்னொரு செந்தில் கிடைக்கிறது இல்லை அதாவது செந்தில் மாடலில் செந்தில் வரும் ஒவ்வொருத்தரும் தனி மாடல் இன்னும் டஃபர் டஃபஸ்ட் பீப்புள் கூட இருக்கலாம் அது அவங்கள பொறுத்து தான் ஆனால் அண்ணன் பல இடத்துல சொல்லிடுவார் என்ன சொல்லிடுவாருன்னா செந்திலோட வெற்றிக்கு நான் காரணம் கிடையாது செந்தில் தான் காரணம் நான் சொன்னேன் செஞ்சாப்புல ஜெயிச்சாப்புல சொல்கிறத செய்யணும் அதனால எனக்கு கிடைச்சல நான் கிடையாது அதுக்கு செஞ்சது காரணம் அவங்க நானே கூட கேட்கலாம் நான் அவ்வளவு கஷ்டமா இருக்கேனே அப்படின்னு அண்ணன் சொல்றது செய்யற மாதிரி ஃபாலோ பண்ணி அதை செஞ்சாதானே நான் ஜெயிக்க முடியும் இப்போ இப்போ கூட சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் வந்து இல்லை எதுக்கு சொல்ல வரேன்றீங்களா நானா ஊர் சுற்றிருக்கேன்ல ஒரு சாதாரண நபர் பேசினாலே எனக்கு கணைய முடியும் சாதாரண ஏன் அங்கே ஒரு வீட்டில் இல்லை என் வீட்டில் என் ஒய்ஃபு நானும் வீட்டில் ஃபாஸ்ட்டாக அடிச்சு நொறுக்கிப்பேன் நம்ம மிஷின் போர்டெல்லாம் நான் என் வீட்டிலலாம் பக்காவாக பண்ணி short time goal long time goal mid time வச்சு அடிச்சு செவுத்துல இன்னும் என்னென்னவோ என்ன இது டிசைனிங் லைஃப் டிசைனிங் அது இதெல்லாம் நிறைய பண்ணி பட்ஜெட்டிங் எல்லாமே அதில் ஒரு பிரச்சனை பிரச்சனையாகி ஊர் விட்டு ஓடி இருந்தாலும் ஓடிட்டேன் ஏன்னா நான் பட்ஜெட்டிங் இந்த மாதம் செலவாகுதுன்னு சொல்லி எழுதிட்டேன் மிகப்பெரிய பிரச்சனை எப்படின்னா இவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் போல இவருக்கு தெரிஞ்சவங்கள எனக்கு அடிக்கிறாங்க எனக்கு அடிச்சு எங்க மாமா எல்லாரும் அடிக்கிறாங்க அடிச்சு எல்லாம் எங்க எனக்கும் தெரியல இவர் என்கிட்டயும் சொல்லல எங்க போனாருன்னு ஏன்டி சொல்ல அதுக்கப்புறமா தெரியும் எங்க போனாங்க என்ன பண்ணாங்க எனக்கு தெரியும் இல்ல நானும் அப்புறம் போயிட்டேன் அங்கதான் போயிட்டீங்களா அது மாதிரிண்ணா அது மாதிரி பெரிய ஸ்ட்ரகிள் எனக்கு என்ன தெரியுங்களா பப்ளிக்கை ஹேண்டில் பண்ணுறது எனக்கு ஒரு பொருட்டு இல்லை ஆனால் வீட்டை நல்லா ஏன்னா அவங்க வந்து அது ஒரு பிஸ்னஸாக நினைக்கிறாங்க என்னடா ஒரு பட்ஜெட்னா இந்த மாதம் எனக்கு அந்த மாதம் வந்து ஆக்சுவலாக எனக்கு இருபதாயிரம் செலவு இருந்துச்சு நல்லா பக்காவாக லேப்டாப்பில் டைப் பண்ணி எடுத்து டக்குன்னு ஓட்டிட்டேன் தமிழில் வச்சு ஓட்டிட்டேன் அதான் பிரச்சனை எதுக்கு நான் செஞ்சேன்னா நம்ம அப்பா எப்படி செய்கிறாருன்னு நம்ம ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கிட்டு ஃபியூச்சரில் அவன் செய்வான் அந்த என்ன இவ்வளோ விஷயத்தையும் உள்வாங்கணும்னு வச்சுக்கலாம் யாரும் நம்மள்ட்ட பேச இவ்வளோ விஷயத்தையும் உள்வாங்கி நான் போய் அங்கே செயல்படுத்தணும்னு நினச்சிட்டு ஃபுல்லாக நமக்கு அகேன்ஸ்டாக தான் நடக்கிறாங்க யார் நம்ம ஊரில் ஏன்னா பேச முடியாதா என்கிட்டலாம் அப்படின்னு சமீபத்தில் கூட ரோட்டு நான் போவேன் நேராக போவேன் என் வேலை என்ன பார்த்துட்டு வந்துடுவேன் எங்கேயும் பெங்களாக தான் போவேன் ஏய் நாங்களும் இந்த ஊர் தான்டா என்னடா பிரச்சனை இந்த ஐரியா வரும் ஒரு வேலை இருக்கு அவ்வளோ டஃப்பான இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டஃப்பாக இருந்தால் இந்த லைஃப் அப்படி டஃப்பாக என்ன நடந்தது எல்லாரும் இங்க இங்க வந்துட்டு எல்லாரும் ஊர் போனதுக்கு அந்த ஊர்ல எல்லா டபுள் லைஃப் வேற இங்க இருக்க லைஃப் வேற